அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காதல் திருமணம் வெற்றிகரமாக யார் யாருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது காதல் யார் யாருக்கு வரும் ஐந்து குடையனும் ஏழு குடையனும் சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக காதல் வரும் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இது நடக்கணும் அது பேரண்ட்ஸோட சம்மதத்தோட நடக்கணும் அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கணும் இல்லை எந்த கிரகங்கள் பலமாக இருந்தால் கண்டிப்பாக அது அரேஞ்ச் மேரேஜாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ ஐந்து குடையவனும் ஏழு குடையவனும் ஒன்றாக இருந்தாலும் சரி பார்வைப்பட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக காதல் வரும் ஆனால் இருந்து மூன்றாம் இடம் வந்து பலம் பெற்றிருந்தாதான் அவங்க லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும் உதாரணத்துக்கு மகர லக்னம் எடுத்துக்கோங்க மகர லக்னம் வந்து மகர இருந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பாத்தீங்கன்னா ரிஷப வீடு அடுத்து ஏழாம் இடம் கடக வீடு ரிஷப வீட்டுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சுக்ரன் கடக வீட்டுக்கு சந்திரன் சுக்கரனும் சந்திரனும் எங்க சேர்ந்து இருந்தாலும் கண்டிப்பா காதல் பண்ணுவாங்க ஆனா அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு லக்னத்துல இருந்து மூணு மூன்றாம் இடம்னு பாத்தீங்கன்னாக்கா மீனம் வீடு அந்த இடத்துல குரு வந்து ஆட்சி பெற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் கண்டிப்பாக நடக்குங்க இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி சொல்கிறேன் மூன்றாம் இடம் பலம் பெற்றிருக்கணும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் இருந்து மூன்றாம் இடம் குருவுடைய வீடு மீன வீடு குரு அந்த குரு வந்து ஆட்சி பெற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அது இருந்து பன்னெண்டாம் வீடும் குருவோடைய வீடு தான் அந்த இடத்துலையும் இருக்கலாம் தனுசு வீட்டில் குரு வந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு நூறு சதவீதம் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லா போட்டிருக்கிறது தான் முதல் வீடு அந்த இடத்துல இருந்து மூன்றாம் இடம் பாருங்க அந்த அதிபதி எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதை நீங்களே தெரிஞ்சிருந்தா நீங்களே எடுத்து பார்க்கலாம் அதில் ஆட்சி பெற்றிருந்தாலோ இல்லை ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ கண்டிப்பாக வந்து அரேஞ்ச் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும் இது ஐந்தாம் வீடும் ஏழாம் வீடும் சம்மந்தப்பட்டிருந்தா அது கண்டிப்பாக காதலிப்பாங்க அது சக்சஸ் ஆகிறது அந்த மூன்றாம் இடம் தான் பலம் பெற்றிருந்தா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு நூறு சதவீதம் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு நடக்கும் எல்லாருக்கும் இது நடக்காது சப்போஸ் மூன்றாம் இடம் பலமா இல்லைங்க ஆனால் நான் வந்து திருமணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் என்னைய அப்படி மூன்றாம் இடம் பலம் இல்லாத நீங்கள் திருமணம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது டிவோர்ஸில் முடியறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குங்க மூன்றாம் இடம் பலம் இல்லாத நீங்க மேரேஜும் பண்றீங்க ஆனா மற்ற கிரகங்கள்ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இருந்தாலும் அந்த இடம் பலம் இல்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது நம்மளால ஏழாம் வீட்டு அதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அதே சமயம் மூன்றாம் வீட்டு அதிபதி எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும் சூரியன் சுக்கரன் நான் சொன்னேன் இல்லைங்க சூரியன் செவ்வாய் இவங்க இந்த காம்பினேஷன்ல எங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்